அனைவருக்கும் வணக்கம் இது குரூடாயில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்னைக்கு டே வந்து ஏப்ரல் டுவெண்ட்டி ஸோ இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் டுவெண்ட்டிக்கு அப்புறம் வந்திருக்கு செவன் எயிட் நைன் ஜீரோவில் செல் பண்ணுங்கன்ட்டு வந்த செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஃபோர்டீன் மினிட்ஸில் ஃபஸ்ட் டாரட் அதுக்கடுத்து ஒரு டூ மினிட்ஸில் செகண்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு இந்த சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைவ் மார்க்கெட்டில் அதுவே கேண்டில்னுடைய மூவ்மெண்ட் வந்து எந்த சைட் போகுது அப்படின்றத பிரேக் அவுட் அனலைஸ் பண்ணி நமக்கு கால்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும் ஸோ நம்ம எவ்ரிடே ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து ஒரு டுவெல் பிஎம்ல என்ன மாதிரி கால்ஸ் வருதுன்றது தான் ரொம்ப மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவோம் இப்போதைக்கு வந்து ஒரு செல் கால் போயிட்டுருக்கு மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா நமக்கு உடனே கால் வந்து கிடைக்கும் அதாவது பை கால் கிடைக்கும் ஸோ அது எப்போ வருதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு கிடைச்ச செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ரைஸ் ஆகிட்டே வந்துச்சு கரெக்டாக டுவெல் பிஎம் போல் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது அதனால் பையிங் ட்ரெண்டுன்னு சொல்லி இன்டிமேட் பண்ணுது எப்படின்னா ஒரு க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு buy at seven eight nine zero அப்படின்ட்டு நமக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்திருக்குல்ல அதான் என்ட்ரி பாயிண்ட் பாயிண்ட்க்குரிய லைன் மேலே இருக்க ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செவன் நைன் ஜீரோ நைன் இருக்குது so seven thousand nine hundred ஒரு ஸ்ட்ராங்கான ரேஞ்ச் மாதிரி இருக்கும் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி ஸோ அதை கண்டிப்பாக பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா நம்மளால் டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும் இல்லை பிரேக் அவுட் பண்ணலன்னா ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது ஸோ நம்மளுடைய வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரிடே பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம டெய்லி ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து ஒரு க்ரூட் ஆயில் ஒரு டுவெல் பிஎம்மில் என்ன மாதிரி கால் கிடைக்குது ஆஃப்டர் டுவெல் பிஎம்மில் ஸோ இன்றைக்கி தான் வந்து கரெக்டாக ஒரு டுவெல் பிஎம்கே அமைஞ்சிருக்கு ஸோ வந்திருக்க அந்த கால் எப்படி ஒர்க்கட்டான்றதை வெயிட் பண்ணியே பார்க்கலாம் மார்னிங் மார்க்கெட் ஃபோக்கஸ் பண்ணுறதுல ரீசன் வந்து அது வாலட்டில் கம்மியாக இருக்கும் பெரிய மூவ்மெண்ட் இருக்காது வால்யூம் இருக்காது ஸோ இது வந்து ஒரு டே டு டே மார்க்கெட்டுக்கு செட் ஆகாதுன்றதுக்காண்டி நாங்கள் எவ்ரிடே வந்து டுவெல் பிஎம் மார்க்கெட் ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஸோ வந்திருக்க அந்த கால் எப்படி ஒர்க் இது இப்போ வந்து செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் எப்போ பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் கால் ஜென்ரேட் ஆனது ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பாருங்கள் அந்த பையிங் ரேஞ்சிலே ட்ரேடிங் போயிட்டே இருந்துச்சு பட் சிக்ஸ்த்து கேண்டில் பாருங்கள் நமக்கு நல்ல பாசிட்டிவாக ரைஸ் ஆகி seven thousand nine hundred range break out வந்து கொடுத்துருக்கு நெக்ஸ்ட் ஒரு நியூ கேண்டில் ஓப்பன் ஆகுது ஓப்பன் ஆன கேண்டிலும் நல்ல பாசிட்டிவாக இருந்ததுனால first art range break out கொடுத்து seven nine one zero range வரைக்கும் போயிருக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பாயிண்ட் மொமெண்டம் வந்து கொடுத்துருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் டூல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ